மனைவி மேலே மனைவியை நானும் வந்து கண் கடந்த அஞ்சு வருஷமாக பிரிஞ்சிருக்கோம் என் மனைவி மேலே வந்து முஸ்லீம் மதப்படி ஜமாத்துக்கு ட்ரை பண்ணேன் அவங்க எந்த ஒரு ஜமாத்துக்கும் வரல நான் கடைசியில் ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணி கடைசியில் வந்து ஆலந்தூர் நீதிமன்றத்தில் காஞ்சிபுரம் ரைஸ் சட்டப்படி என் மனைவியை சேர்த்து வைங்கன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தேன் அந்த கேஸ் வந்து முதல்ல அட்வொகேட் வச்சு வாதாடினேன் அது செட் ஆகாதனால நான் வந்து நானே பார்ட்டின் பர்சனாக கேஸில் இறங்கினேன் அந்த கேஸ் ரன் இருக்கும்போது என் மேலே வந்து டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணி கோர்ட்டில் வந்து இது மட்டும் அந்த கேஸ் வந்து ரெண்டு வருஷமாக நடக்குது ஆறு மாதம் எனக்கு எந்த வித தகவல் தராமல் என்ன மாதிரி கோர்ட்டில் வந்து ஒரு ஆளை வச்சு ஆள் மாவட்டம் பண்ணி பண்ணியிருக்காங்க இது நான் வந்து எனக்கு ஆறாவது மாதம் வந்து எனக்கு அந்த வக்கீல் வந்து எல்லா தகவலும் சொல்லி இ e கோர்ட்டில் பார்த்தா என்ன மாதிரி ரொம்ப பெரிய சீட்டிங் பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக நான் வந்து நீதிபதிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை அதுக்கு அதுக்கப்புறம் காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன் காவல்துறை என்ன சொல்லிட்டாங்கன்னா நீதி நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால எதுவும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க ஸோ நான் சட்ட ரீதியாக வந்து உயர்நீதிமன்றத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தகவல் பதிவு தவாலில் கொடுத்தேன் உயர்நீதிமன்ற த கொடுத்த த இது பரிந்துரையை வந்து ஆளுநர் நீதிமன்றம் வந்து ஏற்கலை ஸோ ரெண்டு வருஷமாக வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் சட்ட ரீதியாக வந்து கமிஷன் ஆஃபீஸ்கிட்டையும் முதலமைச்சர் தனிப்பிரிவுகிட்டையும் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து இது பண்ணிட்டேன் கடைசி சைடில் நான் வந்து உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் வந்து நான் கேஸ் ஃபைல் பண்ணேன் கேஸ் ஃபைல் பண்ணி டேஷன் வாங்கினேன் அந்த இது இது கூட வந்து காவல் சம்மந்தப்பட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை ஸோ பாதிக்கப்பட்ட நாங்கள் வந்து நீதிமன்றத்தை தேடி போகிறோம் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் எங்கே போவோம் ஸோ நீதிமன்றத்தில் வந்து சிசிடி கேமரா இருக்குது ஆதார் கார்டு இருக்குது எல்லாம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இருக்குது இது இருந்து கூட தைரியமாக ஒருத்தர் ஆஜராகிறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் ஏதோ வந்து குறைபாடு இருக்குது தான் அர்த்தம் இதை இதை தொடர்பாக வந்து நான் இதை உயர் உயர்நீதிமன்றம் என்னோடய கோரிக்கை என்னென்னா உயர்நீதிமன்றம் டைரெக்டாக வந்து தலையிட்டு சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டு மற்றும் என்ன மாதிரி ஆள் மாட்டம் ஆன ஆளும் எங்களுக்கு அந்த நீதிமன்ற நிர்வாகிகள் மற்றும் சம்மந்தப்பட்ட அனைவரும் எதுவும் துறை ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து நான் நீதிமன்ற உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றத்துக்கு நான் கோரிக்கையாக விடுக்கிறேன் என்னுடைய கோரிக்கையை வந்து உயர்நீதிமன்றம் ஏற்கலை அப்படின்னா என்னுடைய ration card Aadhaar card PAN card எல்லாம் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒப்படைக்க ஒப்படைக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் இது என்னோட உயர் என்னோட கோரிக்கை வந்து உயர்நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு அப்படின்னா நான் வந்து பொது பொதுமக்கள் நலன் கருதி சட்டம் படிக்கிற எனக்கு இந்த நிலைமை இருக்குன்னா பாமர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் என்ன நிலைமை ஸோ இது பொதுநலன் கருதி நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் பய ஒரு பொதுநலவருக்காக தாக்கல் பண்ண போகிறேன் பயோமெட்ரிக் சிஸ்டம் எடுத்துக்காங்க முதல் விசாரணை போல் முதல் விசாரணையில் எல்லா நீதிமன்றத்திலையும் வாதி பிரதிவாதி ரெண்டு பேருக்கிட்டையும் வந்து பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து ப பஞ்சிங் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பொது வழக்கு போட போகிறேன் இந்த மீடியா இந்த த தகவல் வந்து மீடியா மூலமாக வரதுனால இது பெரிய லெவலுக்கு போ போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் பொதுநல வழக்கு போடுவேன் அப்படி உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக இந்த கோரிக்கை ஏற்காம ஏற்காமல் சம்மந்தப்பட்ட ஆள்மாட்டம் செய்த அந்த தவறுக்கு உடனே அந்த மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய எல் எல்லா ஆவணத்தையும் நான் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி தெரிஞ்சு சொல்லிக்கிறேன் நன்றி